அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம crude oil one minute chart பார்க்குறோம் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் டென் மேலே ஆகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரைஸ் ஆனதில் நமக்கு பை கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா செல் கால் ஆக்சுவலி அது நல்லா டவுனில் இறங்கி செகண்ட் டாரட்லாம் பிரேக் அவுட் பண்ணுச்சு ஆஃப்டர் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கண்டினியூஸாக மார்க்கெட் ஏறினதில் நமக்கு ஒரு ரெக்கவரி அந்த ரெக்கவரியில் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் மேலே வந்ததுனால நமக்கு ஒரு பைக்காலாகவே சேஞ்ச் ஆயிருக்கு buy at eight three two zero இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் அந்த ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குல்ல அதான் மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் ஆர்ட் செகண்ட் ஆர்ட் லைன் கீழே இருக்க ரெட் கலர் லைன் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் லைன் இதில் ஃபஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா எயிட் த்ரீ ஃபோர் ஜீரோன்னு இருக்குது so eight three forty one reach ஆகணும் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் வந்து நமக்கு பிரேக் அவுட் தேவைப்படுது so twenty one point reach ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்ரிடே மெயினாக ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுறது வந்து ஒரு ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் என்ன மாதிரி கால்ஸ் வருது வர கால் எப்படி ஒர்க் அவுட் ஆகுன்றது தான் ரொம்ப மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படி நமக்கு நீங்கள் டுவெல் பிஎம்க்கு அப்புறம் நமக்கு ஆட்டோமேட்டிக் ஆட்டோமேட்டிக்காக அந்த சார்ட்டில் நமக்கு ஜெனரேட்டாக இருக்க ஒரு ஃபஸ்ட்டு கால்னு எடுத்தால் பை கால் தான் எயிட் த்ரீ டூ ஜீரோவில் வந்திருக்கு ஸோ இது எயிட் த்ரீ ஃபார்ட்டி ஒன் போய் ரீச் அவுட் ஆகுதா டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அகைன் வந்து பையிங் ரேஞ்சில் தான் ட்ரேடிங் போகுது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதுக்கு ப்ரீவியஸாக வந்து கண்டினியூஸாக ஏறிட்டே வந்தது அந்த மொமெண்டம் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ண மாதிரி இருக்குது ஸோ மார்க்கெட் வந்து அகைன் ரெக்கவரி கொடுத்து ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணதான் வெயிட் பண்ணி சடனாக மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் ஆச்சு அந்த ரைஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா eight three three zero break out பண்ணுச்சு ஸோ இப்போ நமக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டார்கெட் கிட்ட ரீச் அவுட் ஆயிருக்கு eight three thirty seven range வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஏறி இருக்கு இன்னும் ஒரு டூ த்ரீ பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவ் ஆயிரும் ஸோ இப்போ நமக்கு பாருங்க இந்த பிளிங்க் ஆஃப் ஐ நமக்கு ஃபஸ்ட் ஸ்டார்ட் ரேஞ்ச் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு பைக்கா ஜென்ட்ரை டூ மினிட்ஸ்லேயே நமக்கு டார்கெட் டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஸோ அப்படி நமக்கு டவுன் சைடில் வந்ததில் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு செல் காலம் வந்து சேஞ்ச் அவுட் நடக்குது இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆகுது sell at eight three zero two அப்படின்னு சொல்லிட்டு செல் கால் வந்திருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிடுச்சுன்றனால ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போய்கிட்டு இருக்கு ஸோ மீன்வெல் நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால்னுடைய மூவ்மெண்ட்டை ஷோ பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும் ஃபஸ்ட்டு டூ மினிட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க நாங்கள் ஷோ பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையிங் மொமெண்டம் ரைஸ் ஆச்சு ரைஸ் ஆனது எயிட் த்ரீ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரைக்கும் போச்சு அதாவது எயிட் த்ரீ டுவெண்ட்டியில் வந்த பைக்கால் எயிட் த்ரீ ஃபிஃப்டி டூ வரைக்கும் போனால் ஒரு தேர்ட்டி பாயிண்ட் மொமெண்டம் கிடச்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் அந்த பையிங் மொமெண்டம்லேயே அப் அண்ட் டவுன் போய்கிட்டே இருந்தது ஒரு ஒன் டுவெண்ட்டிக்கு அப்புறம் செல்லிங் மொமெண்டமாக சேஞ்ச் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் இந்த மாதிரி மார்க்கெட் ட்ரெண்ட் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் உங்களுடைய வேலை ஜஸ்ட் இந்த சார்ட்டை வாட்ச் பண்ணி அதில் வர கால்ஸை ட்ரேட் பண்ணுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும் ஸோ அதுவே ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி கேண்டல் கலரை மாற்றிடும் என்ட்ரி எங்கே எடுக்கலாம் டார்கெட் எங்கே எதிர்பார்க்கலாம் ஸ்டாப் லாஸ் எங்கன்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஸோ இப்போதைக்கு ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த பைக்காலும் பார்த்தீங்கன்னா ஒரு seventy percent of target target achieve பண்ணியிருக்கு எயிட் த்ரீ ஜீரோ டூவில் வந்தது எயிட் த்ரீ ஜீரோ ஜீரோவாக ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணுச்சு eight thousand three hundred break out ஆனதுலேருந்தே பாருங்கள் மார்க்கெட் ரொம்ப டவுன் சைடில் தான் இறங்கிக்கிட்டே இருக்குது நம்ம கிடைச்ச செல் காலும் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் ஒரு டுவெல் பிஎம்க்கு அப்புறம் கிடைச்ச பைசல் கால் ஒர்க் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.